வணக்கம் சில்வர் மைக்ரோவில் ஃபைவ் மினிட் சார்ட் பார்க்குறோம் இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா செப்டம்பர் தேர்ட்டி இப்போ டைம் பாருங்கள் செவன் தேர்ட்டி மேல் ஆகுது ஸோ இந்த சார்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் கேண்டிஸ்டிக் மூமெண்ட் அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு கால் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு வரும் ரொம்ப சிம்பிளான சார்ட் தான் நீங்கள் சும்மா வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதிலே வந்து லைவ் மார்க்கெட்டில் கால்ஸ் வரும் புல்லிஷ் மொமெண்டம்னா க்ரீன் கலர் கேண்டில் அதே ஒரு பேரிஷ் ஒரு டவுன் சைட் மார்க்கெட் அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும் ஃப்ரம் த கேண்டில் ஓப்பன் பாயிண்ட்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கேண்டிலுடைய கலர் ஃபிக்ஸ் ஆயிரும் ட்ரெண்டு ஃபிக்ஸ் ஆயிரும் உங்களுக்கு ஒரு என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ட்ரெண்டு அப்புறம் ஸ்டாப் லாஸ் எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு கால் பார்த்தீங்க அப்படின்னா லைவ் மார்க்கெட்டில் ஜெனரேட் ஆகிட்டு வரும் ஸோ சும்மா நீங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி டெய்லி இந்த சார்ட் ஓப்பன் பண்ணி பார்ப்பீங்க அதில் வர கால்ஸை பார்த்து ட்ரேடிங்ஸ் நீங்கள் பண்ணிக்க போகிறீங்க இப்போதைக்கு ஒரு பை கால் அப்படின்றதுனால க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆயிருக்கு buy at fifty seven thousand five hundred and thirty five இதான் நம்மளுடைய என்ட்ரி பாயிண்ட் ஸோ அந்த கேண்டிலுடைய ஓப்பன் பாயிண்ட் தான் மேலே இருக்க green colour line target line இதில் வந்து fifty seven six seventy eight first target so மார்க்கெட்டில் இந்த மொமெண்டம் எப்படி மூவ் பண்ணுது இது போய் டார்கெட் எப்படி ரீச் கொடுக்குது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் கால் ஜென்ரேட் ஆகிட்டு ஒரு மணி நேரம் கழித்து இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் டாரட் ரேஞ்ச் மறுபடியும் கிடச்சிருக்கு ஆக்சுவலி கால் ஜென்ரேட் ஆன வித்தின் டென் மினிட்ஸில் டார்கெட் ஒன் கிட்டக்க மார்க்கெட் வந்தாலும் அப்போதைக்கு டார்கெட்டை பிரேக் அவுட் பண்ண முடியல அகெயின் ஒரு டவுன் வந்துச்சு ஒரு என்ட்ரி பாயிண்ட் கிட்டே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெவி வாலட்டைலில் ட்ரேடிங் போச்சு ஃப்ரம் த ஓப்பன் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவாக இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் ஒரு ஃப்ளாட் ட்ரேடாக மாற ஆரம்பிச்சு அப் அண்ட் டவுன் ஒரு ரேலி மாதிரி மாற்றி மாற்றி போயிட்டே இருந்துச்சு இப்போ ஃபைனலாக ஒரு ஒன் ஹவர் கழிச்சு இப்போ மார்க்கெட்டில் நல்ல ஒரு மொமெண்டம் பாசிட்டிவாக இருந்ததில் ஃபஸ்ட் ஹாரட் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு உங்களுக்கு இந்த சார்ட் வேணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்கன்னா இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க டீட்டெயில் அனுப்புகிறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் Thank you.